ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மோகனுடைய பர்த்டே ஸோ மோகனுடைய பர்த்டேக்காக நாங்கள் ஸ்பெஷலாக கேக்லாம் நாங்களே ரெடி பண்ணியிருக்கோம் அண்ட் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ்லாம் இருக்குது மோகனுக்கு இது எதுவுமே தெரியாது அவர் உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்காரு வந்தவுடனே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த கேக் டெக்கரேஷன் ஃபுல்லாகவே நானே ரெடி பண்ணது ஸோ எப்பயும் போல் கேக்காக ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி நான் பொக்கே மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் கலர் கலர் பேப்பர்ஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன் ரிப்பன் டைப்பில் மேலே ஃபுல்லாக கப் கேக் தான் கப் கேக்கே நான் பொக்கே மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் எப்பயும் ரெகுலராக கேக் தான் பண்ணுவோம் ஸோ இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் பொக்கே டைப்பில் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து சும்மா ஸ்டிக்கில் வந்து பீட்ஸ் தான் வச்சுருக்கேன் இதெல்லாம் ஒயிட் கலர் பீட்ஸு இது சென்டரில் ரெட் கலர் இது ஃபுல்லாக பட்டர் க்ரீம் தான் ஸோ பட்டர் க்ரீம்லேயே ஃப்ளவர் மாதிரிலாம் டிசைன் பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அசல் பொக்கே மாதிரியே இருக்கும் இதில் ஒரு போ வேறு போட்டு வச்சுருக்கேன் நான் ஸோ பர்த்டே பை ரெடி ஆகிட்டாரு வந்தோடனே நம்ம கட் பண்ணிட வேண்டியது தான் happy birthday to you happy birthday to you happy birthday dear துப்பி அப்பா ஏ ஏ ஏ ஏ Anika, Anika, happy Nggak, birthday, happy birthday to Anika, happy birthday to Sufi Appa. Hmm. Uh, Anika, don't do that. Anika, cake. Ini mama mau bikin lo. Iya, Anika, enggak, Anika cake, Anika cake, Anika cake. Mama, mama. Want to get it? Mama. I can literally see the video over there. Mama, mama. Video right over on the TV. Sleep your weird. Look at your butt. I mean, look at your head. And move your band is weird. Mama, mama, mama, band is weird. Yeah, ma. Oh mm, my god. <laughs> Nada, one on again. I don't get <laughs> it. I think it Stop. இந்த பக்கம் இங்கே வந்து காட்டணும் அப்படி வாமா இது திறக்கும்போது இப்படி காட்டணும்ல பர்மிஷன் இது சரி சரி சரி அப்பா அத்து அழகி அது அப்பாவுக்கும் அத்துக்கும் சேம் அது கையில் என்னம்மா அது அப்பா கையில் என்ன இது ஃப்ளவர் அத்து அத்து ஹேண்டில் அப்பா என்னம்மா இது நம்ம அது அதடா மஞ்ச பச்சை கலர் வடிவேலு மனம் போட்டிருப்பாங்க கைப்புள்ள வடிவேலு என்னடி Okay, to Appa. Happy birthday. birthday Appa. This is my gift. From you. Yes, open it. Your love is little piece of heaven. Wait. No wonder I feel I'm blessed having you as my husband, as a husband, and I thank God every day and every day of my life for the gift, for loving you. Happy birthday to my doll. அனிதா டால் இல்ல சத்யா தேவி சத்யா பேர் தான் டால் தெரியுமா பா பா பா next gift I literally don't know what is that. I really do not know. it's so hard. I என்னம்மா அது அன்னைக்கு அதிகேவா கேன் ப்ளீஸ் ப்ளீஸ் கெட் டவுன் You know, அண்ணா- இறங்குடி அண்ணா கிட்ட வா. அண்ணா கிட்ட வா. அவன் வரமாட்டான் அவன் நம்ம வெளியே போறோம்னு she is thinking that we going out பரவாயில்ல அந்த பேப்பர் அப்படியே பிச்சிரு This paper. Paper. Where is this from? Advik just move Advik Advik Advik it's not price tag What? Best teacher okay காஃபி கப்பா இது என்னம்மா அது ஆல்வேஸ் ஸ்மைல் வா what is this what is this for உனக்கு ஸ்கூல்ல டீச்சர் இருப்பாங்க லைஃப்ல நான் தான் உனக்கு teacher oh <laughs> He is your biggest fan this one now. You this know is very special gift Really? I really do not know. I thought this was actually uh something. This is very special gift you also surprise Advik Yes. I did not know. Ah. Advik, Advik, Advik. Mm-hmm. Are you kidding? What? I never expect that. அப்பா பிடிச்சிருக்கா கேளு yeah this is very good ma'am இது வந்து அப்பா அச்சு அம்மா அனிகா Definitely. Finally, there's a sharpie. Finally, there's a sharpie. Mom, திருப்பு அந்த பிக்சர் அந்த டிராயிங்ல என்ன தெரிஞ்சிருக்கு உனக்கு இது வந்து அப்பா டு ஒரு மார்னிங் சன்ரைஸ் மார்னிங் சன்ரைஸ் சொல்லுங்க அந்த மாதிரி லைஃப் பியூட்டிஃபுல்லா பிரைட்டா இருக்கிறதுக்காக இந்த பிக்சர் ஆல்ரெடி பிரைட்டா தான் இருக்கு போடு நான் opening the stop hi friends இன்னைக்கு மோகன் பர்த்டேல மோகன் வந்து நமக்கு ட்ரீட் தராரு ஸோ ட்ரீட் எங்கே தராருன்னு நமக்கு தெரியல ஸோ மோகனை தான் கேட்கணும் மோகன் பர்த்டேக்காக எங்களுக்கு எங்கே ட்ரீட் தரீங்க பிஎஃப் சாங் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓ பிஎஃப் சானா இங்கே யூஎஸ்லி பிஎஃப் சாங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டு வா சூப்பர் தட்ஸ் மை ஃபேவரட் அப்புறம் என்ன ஸ்பெஷல் மோகன் இன்னைக்கு birthday boy you the boss அப்பா பர்த்டே பாய் என்ன பர்த்டே அப்பா bye boy you the boss oh yeah I'm the boss of I'm the boss today பாத்துமா அப்படின்னு பார்த்தா மான் வந்து அப்பா நான் பாஸ் ஒர்க்கே பண்ணலடா you have you you're a boss okay because you're the birthday boy uh, and you're the uh, boss. but but நான் பண்ணவே இல்லையே நீங்க நான் பாஸ் ஒர்க்கே பண்ணல so can i take the chance for tomorrow no no can I, no can no. i be the boss for uh, no okay can i be the boss at tomorrow no hey, that's not fair hey anika her her, her her birthday is going to be next. நீ உட்கார் சீட் பெல்ட் போடு தங்கம் please Definitely in May 9th. And she's going to May ninth Anika பர்த்டேக்கு அனிகா தான் boss Yes. definitely. Definitely she's not going to see. If it's my birthday, I will be the boss. அடா Your birthday, இதுதான் ஃபோல்டா இருக்கா லைட்டா Your birthday. கதவை தள்ளி வச்சிருக்கேன் ச்சே bye. பப்பா பப்பா ஓகே நம்ம ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு மீட் பண்ணலாம் ஓகே Bye. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு ரீச் ஆயாச்சு ஸோ இந்த பிஎஃப் சேன் வந்து எனக்கும் என் பையனுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே இருக்கிற டிஷ்லாம் இது ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஸோ இங்கே கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஃபுட்டெல்லாம் ஆனால் அந்தளவுக்கு வேர்த்தாக இருக்கும் ஸோ நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் இந்த அட்மாஸ்பியரை பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா ப்ளசண்ட்டாக சூப்பராக சரி சரி சரி சரி சரி சரி This is apple. Yes, stop apple. இந்த ரெஸ்டாரண்ட்டில் பாருங்க கிட்ஸுக்கு ட்ராப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி Alright. Mama, she's cute. இந்த ரெஸ்டாரண்ட்டில் பாருங்க கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிட் கொடுக்குறாங்க இதில் வந்து க்ரையான்ஸு சும்மா உங்களுக்கு டைம் பாஸ் ஒரு டைம் பாஸ்க்காக ஸோ இந்த மாதிரி கலரிங் கிட்ஸுக்கு கலரிங் பண்ணுறது இங்கே பாருங்கள் கலரிங் பண்ணுறது வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே words fine Hello, how are you guys? Hello, hello. Well, I found a lot of these right now. X, X, no, come on. Start. Do one. Explore கண்டுபிடிச்சுன்னு O, சொன்னேன் X, O, X, X, four. Ah. X, O, Johnny, non, non, non. Okay, now it's time to find the wolf in my dog. Wolf in my dog. Hey guys, this is a shrimp I really, really needed. Ooh, cool And I really, really wanted it. It's my favorite thing in the world in the world. Bye. This ಇದು ಒಂದು dynamic shrimp. This is my favorite dish. Enjoy Advik இந்த டிஷ் வந்து கும்போ ஷிம் இதுவும் ஷிம்ப் தான் ஆனா இதோட நேம் வந்து அப்படி கும்போ ஷிம் பவுலிங் வெஜ் நூடுல்ஸ் இது பாருங்க ஃபுல் எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் வெளியே வந்து சாப்பிட்ருக்கோம் ஏன்னா கோவிடால் நாங்கள் வெளியே வரவே இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வெளியே வந்து சாப்பிட்றோம் ஸோ ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் Whenever your heart is broken, don't ever forget your goal.